நானும் வரண்டா சரி வாடா வருண் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வா ஆ வரம்மா ஏ எங்க அம்மா கூப்பிட்றாங்க போகிறேன் ஏய் ஸ்கூல் டைம் ஆச்சு வாடா நான் வரம்மா டேய் இப்ப வரி என்ன நான் ரெண்டு நிமிஷம் வந்துடுறேம்மா சரிடா நான் கிளம்புறேன்டா நீ ஸ்கூலுக்கு போல நெக்ஸ்ட் ஸ்கூல் லீவ் ஏய் டா வரமா அப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உனக்கு என்னடா இங்க விளையாட்டு வேண்டி கிடக்குது ஆ போடா போ போ சீக்கிரம் போ